Thank you. என் பேர் கார்த்திகேயன் நான் மதுரையிலேருந்து வரேன் பகவத் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்புறம் Saravanan sir Anand sir Jeevamani sir இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து எம்பிஏ முடித்தேன் அதில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதுவே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஒரு அடுத்து ஒரு எயிட் இயர்ஸாக வந்து ஒரு தீயிலப்பட்ட காயம் கூட ஆறிடும் போல் பட் ஆனால் வந்து மனசில் ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு வந்து நிறையா மனப்போராட்டங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதை சந்திக்கும் போது நான் விபாஷனா போனேன் ஒரு தியானம் வந்து ஒரு டென் டேஸ் போச்சு பட் ஆனால் அதில் திருப்தி கிடச்சிச்சு ஆனால் அதில் ஒரு முழுமை கிடச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது நெக்ஸ்ட்டு அண்ணே அண்ணே வந்து இங்கே கூட்டு வந்தாங்க திருச்சியிலேருந்து அண்ணே வந்திருக்காங்க அவங்களோட தான் வந்தேன் இங்கே வந்தப்போ ஒரு மனசில் ஒரு சின்ன ரிலீஃபு அகம்னா என்ன புறம்னா என்ன ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இனிமேல் அதை வந்து ட்ரை பண்ணும்போது லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்